ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் welcome to Singapore lifestyle இன்றைக்கி வந்து ஃப்ரைடே நாங்கள் வந்து ஸ்கூலுக்கு வந்து தவனை கூப்பிட்டு போயிட்டுருக்கேன் இங்கே வந்து ஃபேஸ் டூ வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்க அந்த பிளேயிங் ஏரியா அப்புறம் வந்து அங்கங்கே வந்து ஸ்டோன் பெஞ்ச் மாதிரி வச்சுருப்பாங்க உட்காரத்துக்காக அந்த இடம் எல்லாமே அந்த இடம் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணிட்டாங்க ஆனாலும் இங்கே பாருங்கள் இந்த சீட்டிங் ஏரியாவிலலாம் வந்து ஒருத்தர் தான் உட்கார்ற மாதிரி அது மாதிரி அந்த கிராஸ் மட்டும் போட்டு வச்சுருக்காங்க அப்புறம் பிளாக் கீழே இருக்க அந்த சேர்லலாம் வந்து நடுவில் அந்த கிராஸ் போட்டிருக்காங்க அங்கே உட்காரக்கூடாது கொஞ்சம் தள்ளி தள்ளி தான் உட்காரணும் ஃப்ரூட்ஸ் அப்புறம் வந்து இந்த பொட்டேட்டோ ஹேஷ் ப்ரௌனி தான் வேணும்னு சொன்னார் ஸோ அது மட்டும் பண்ணிவிட்டு அவருக்கு வச்சுருக்கேன் அப்புறம் வரும்போது பார்த்திங்கன்னா இந்தியன் கடையில் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருந்தது முருங்கைக்கீரை அது வந்து ரெண்டு எடுத்துகிட்டு அப்புறம் வந்து கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் வந்து எடுத்துகிட்டு வந்தேன் இப்போ மாம்பழ சீசன் வந்து முடிய போகுது அதனால் மாம்பழம் பார்த்திங்கன்னா ஒரு மூணு எடுத்துருக்கேன் அப்புறம் வாழைப்பழம் கொஞ்சம் வச்சுருக்கேன் இதெல்லாம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டேன் பழம்லாம் பார்த்தீங்கன்னா ஈரமாக இருக்குது கொஞ்சம் ட்ரை ஆகட்டும் ட்ரை ஆன அப்புறம் நான் வந்து ஃப்ரூட் பேஸ்கெட்டில் உள்ளே வச்சுருவேன் இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய மஸ்கிட்டோ இருக்குது திறந்தே வந்து ஃப்ரூட் பேஸ்கெட் வச்சேன்னா நிறைய வருது அதனால் இது கவர் பண்ணுறதுக்காக ஒரு நெட் வாங்கினேன் இது வந்து கொஞ்சம் பெருசாகவே இருக்குது இருந்தாலும் பரவாயில்ல நம்மளுக்கு வந்து இந்த கொசு வராமல் இருந்தால் போதும்னு சொல்லிட்டு இதில் வச்சுருக்கேன் இங்கே வந்து கொசுனால் டெங்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் நிறைய இருக்குது அதனால் முடிஞ்ச அளவுக்கு வந்து எல்லாமே கவர் பண்ணி வச்சுருக்கேன் சிங்க் பக்கத்துலேயும் பார்த்தீங்கன்னா ஈரம் இல்லாமல் எல்லாமே வந்து கொஞ்சம் அப்பப்போ தொடச்சி தொடச்சி வச்சுட்ருக்கேன் இப்போ மத்தியானம் லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து நேற்று வச்ச மீன் குழம்பு இருக்குது நிறையவே இருக்குது இதில் வந்து மாங்காய்லாம் போட்டு வச்சுருக்கேன் மீன் பீஸ்லாம் காலி ஒரு ஒரே பீஸ் தான் இருக்குது குழம்பு மட்டும் இருக்குது அப்புறம் வந்து முருங்கைக்கீரை வந்து க்ளீன் பண்ணிவிட்டு முருங்கைக்கீரை பொரியல் பண்ணிவிட்டு ரைஸ் வைக்கணும் அப்புறம் பசங்களுக்கு வந்து முட்டை சாதம் மாதிரி செஞ்சிட போகிறேன் மாம்பழம் இருக்குது மாம்பழமும் கட் பண்ணி வச்சிடுறேன் உங்களுக்கு வந்து முருங்கைக்கீரை வந்து பொரியல் எப்படி செய்கிறதுன்னு உங்களுக்கு காட்டுறேன் நான் அதுக்கு முன்னாடி இதெல்லாம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு அப்புறம் எடுத்துகிட்டு வந்துடுறேன் கீரை பார்த்தீங்கன்னா இலை மட்டும் எடுத்து நல்லா ரெண்டு வாட்டி வாஷ் பண்ணிவிட்டேன் இப்போ மூணாவது வாட்டி வந்து வாஷ் பண்ணிடுறேன் இதை கீரை கழுவுன தண்ணி அப்புறம் வந்து அரிசி வாஷ் பண்ணது எல்லாமே வந்து தண்ணிங்க வச்சுருக்கேன் செடிக்கு வந்து இது ஊற்றிடலாம் சொல்லிட்டு நல்லா வந்து கீரையை அலசிக்காங்க ரெண்டு மூணு வாட்டி முருங்கைக்கீரை பார்த்தீங்கன்னா இந்த இலையெல்லாம் எடுக்கிறது தான் கஷ்டம் மற்றபடி உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது அதனால் வாரத்தில் நான் ஒரு நாள் செஞ்சுருவேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து இந்த குச்சியெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா அதெல்லாம் வந்து சுத்தமாக எடுத்துருங்க இல்லைன்னா ஸ்டொமக் அப்செட் மாதிரி ஆகிடும் அப்புறம் இது பாருங்கள் ஒரு பார்சல் வந்திருக்கு நாங்கள் வந்து ரோஹினிக்கு வந்து மாஸ்க் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம் லஜாடாவில் அதான் வந்திருக்கு இதே நல்லா வாஷ் பண்ணிவிட்டேன் வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே வச்சிடலாம் ஓப்பன் பண்ணாமல் அப்புறம் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம் டவனுக்கும் வந்து மாஸ்க் வந்து லஜாடாவில் தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம் ரொம்ப நல்லாயிருக்கு குவாலிட்டி நம்ம வாஷ் பண்ணி ரீயூஸ் பண்ணுற மாதிரி நல்லா இருக்குது நான் உங்களுக்கு காட்டுறேன் அப்புறம் தவணை கூப்பிட்டு வரும்போது சாதம் வந்து அவங்க வெந்துட்டுருக்கு அப்புறம் மீன் குழம்பு வந்து சூடு பண்ணி வச்சுட்டேன் இப்போ வந்து முருங்கைக்கீரை பொரியல் வந்து செய்ய போகிறேன் இப்போ தண்ணி வந்து நம்ம செடி ஊற்றிட்டு வந்துடலாம் காலையிலேயே துணியெல்லாம் பார்த்தீங்கன்னா வாஷ் பண்ணியாச்சு ஏன்னா அடிக்கடிக்கு வந்து மழை வந்துகிட்டே இருக்குது நல்லா அதனால் காலையிலேயே வாஷ் பண்ணி போட்டால் தான் வந்து சீக்கிரமாக பார்த்தீங்கன்னா ட்ரை ஆகுது செடிக்கு வந்து தண்ணி ஊற்றிடலாம் இங்கே பாருங்கள் கருவேப்பிலை செடி என்ன ஆச்சுன்னு தெரியல காஞ்சி போயிடுச்சு நல்லா பார்த்தீங்கன்னா பச்சையாக இருந்தது இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய காஞ்சி அந்த இலையெல்லாம் கொட்டிடுச்சு நிறைய தண்ணி கூட ஊற்றுறது இல்லை எப்போனா தான் கொஞ்சம் ஊற்றுறது எல்லாம் செடிக்கும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிடுறேன் வெத்தலை செடி நல்லா வந்திருக்கு மேலே இதுலேயும் பார்த்தீங்கன்னா குட்டி குட்டியாக அந்த பூச்செல்லாம் வருது இது வந்து ஸ்வீட் நான் கொஞ்சமாக மேலே வளர்ந்துருந்துச்சு அது மட்டும் கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்து வச்சேன் இருந்து அப்படியே லீஃப்லாம் வளர்ந்து இல்லை அப்புறம் இது பாருங்கள் நான் பசலை கீரை வந்து வாங்கிட்டு வந்தேன் அதில் இருக்க இலையெல்லாம் எடுத்துட்டேன் எடுத்துகிட்டு இதை மட்டும் அப்படியே நட்டு வச்சுருக்கேன் இங்கே ஒன்று வச்சுருக்கேன் இதில் ஒன்று இருக்குது அப்புறம் பார்த்திங்கன்னா இதில் கொஞ்சம் வச்சுருக்கேன் எப்படி வளருதுன்னு தெரியல பார்க்கலாம் குட்டியாக லீஃப் வந்து வளருது இதில் நான் வந்து ஃப்ரிட்ஜில் வந்து வாங்கிட்டு வந்து வச்சுட்டேன் அப்புறம் வந்து நெக்ஸ்ட் டே தான் பார்த்தீங்கன்னா நான் ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுத்து இலையெல்லாம் எடுத்துகிட்டு அப்புறம் நட்டு வச்சேன் ஃப்ரிட்ஜில் வச்சு வளருமா என்னென்னு டவுட்டாகவே இருக்குது பார்க்கலாம் ஒன் வீக் கழிச்சு பார்க்கலாம் வளருதா என்னென்னு பொங்கலுக்கு வாங்கினா மஞ்சள் செடி வளருது இதுலேயே ஒரு பப்பாயா செடியும் வளருது அப்புறம் இங்கே பாருங்கள் பாவக்காய் செடி வந்து இந்த தொட்டியிலேருந்து வளருது இதில் பார்த்திங்கன்னா நிறைய பாவக்காய் வந்து காய்க்குது ஆனால் அந்த குட்டியாக இருக்கும்போதே வந்து காஞ்சி போயிடுது எல்லாமே பார்த்தீங்கன்னாவே தெரியும் நிறைய காய்ச்சுது ஆனால் எதுவுமே வந்து பெருசாகலை ஏன்னு தெரியல என்ன போட்டால் வந்து காய் பெருசாகும்னு சொல்லுங்கள் எங்களுக்கு தெரிஞ்சால் அப்புறம் மல்லி செடி இங்கே இருக்குது அப்புறம் மணி பிளான்ட் பாருங்கள் நல்லா வளர்ந்துருக்கு இப்போ மேலே அப்புறம் இங்கேயும் வந்து மணி பிளான்ட் வச்சுருக்கேன் மேலே ஹேங் பண்ணி வச்சுருக்கேன் இன்னும் முருங்கைக்கீரை பொரியல் பண்ணிடலாம் நிறைய பேர் பார்த்திங்கன்னா முருங்கைக்கீரையில் வந்து தேங்காய் போட்டு பொரியல் பண்ணுவாங்க இல்லை பருப்பு போட்டு பொரியல் பண்ணுவாங்க நான் வந்து வேர்க்கடலை போட்டு பொரியல் பண்ணுவேன் இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் இருந்தாலும் தெரியாதவங்க வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு இதுக்கு வந்து நம்மளுக்கு ஒரு கப் வந்து பச்சை வேர்க்கடலை வந்து வேணும் இப்போ கேஸ் ஆன் பண்ணிவிட்டு நம்ம வந்து வறுத்து எடுத்துக்கலாம் வேர்க்கடலையை கேஸ் ஆன் பண்ணிவிட்டு வேர்க்கடலை போட்டுடலாம் உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவைப்படுதோ அந்த அளவுக்கு வந்து காஞ்ச மிளகா சேர்த்துக்கோங்க நான் பார்த்தீங்கன்னா மூணு காஞ்ச மிளகா சேர்த்துக்கிறேன் இதை வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இந்த சட்னிக்கெலாம் வறுப்போம் பார்த்திங்களா அது மாதிரி வறுத்து எடுத்துக்கலாம் நல்லா வேர்க்கடலை பாருங்கள் நல்லா வறுத்தாச்சு கேஸ் ஆஃப் பண்ணிடுறேன் இதை வந்து ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சிடலாம் ஆறட்டும் இது ஆறட்டும் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு இதில் கொஞ்சமாக கடுகு போட்டுக்கலாம் அப்புறம் பூண்டு பாருங்கள் ஒரு எட்டு பல்லு எடுத்து வச்சுருக்கேன் இதை வந்து தட்டி எடுத்துக்கலாம் ரொம்ப பொடியாக வந்து தட்ட வேண்டாம் சும்மா நசுக்கின மாதிரி இருந்து போகணும் இது மாதிரி தட்டி எடுத்துக்கோங்க இப்போ இதை வந்து சேர்த்துடலாம் அப்புறம் ஒரு வெங்காயம் இதுவும் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் இதை சேர்த்துடுறேன் வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சு இதில் நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க முருங்கைக்கீரை சேர்த்துடலாம் தண்ணியெல்லாம் இருந்தால் நல்லா புளிஞ்சிட்டு சேர்த்துக்கோங்க கீரை அப்படியே வேகட்டும் இப்போ பாருங்கள் வேர்க்கடலை வந்து கொஞ்சம் சூடாக ஆறிடுச்சு இந்த காஞ்ச மிளகாவை எடுத்து நான் மிக்சி ஜாரில் போட்டுறேன் இந்த வேர்க்கடலையில் இருக்க அந்த தோல்லாம் எடுத்துடலாம் கீரையும் நான் வந்து எடுத்துகிட்டு காட்டுறேன் கீரையை பார்த்தீங்கன்னா நடு நடுவில் இது மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க இப்போ நல்லா வேகும் இப்போ வந்து இதில் தோல் எடுத்தாச்சு இதை வந்து மிக்சியில் சேர்த்துக்கலாம் மிக்சி ஜாரில் வந்து சேர்த்துட்டேன் இதை வந்து பொடி பண்ணி எடுத்துக்கலாம் ரொம்ப வந்து ஃபைனாக பொடி பண்ண வேண்டாம் கொஞ்சம் குறக்குறன்னு இருந்தால் போதும் நீ பாருங்கள் இது மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க கீரை பார்த்திங்கன்னா சீக்கிரமாக நம்மளுக்கு வந்துடும் கீரையும் பார்த்திங்கன்னா நல்லா வெந்துருச்சு வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கேன் இந்த பவுடர் சேர்த்துடலாம் அப்புறம் இதுக்கு தேவையான சால்ட்டும் சேர்த்துடலாம் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இப்போ வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் எனக்கு வந்து நிறைய வேர்க்கடலை போட்டாலும் வந்து இதில் பிடிக்கும் உங்களுக்கு வேணுனாலும் நீங்கள் வந்து கம்மி பண்ணிக்கலாம் டேஸ்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் அது நீங்கள் ட்ரை பண்ணலன்னா இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு நாளைக்கு கொஞ்சமாக உங்களுக்கு ட்ரையாக இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா எண்ணெய் கொஞ்சமாக சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிவிடுங்க முருங்கைக்கீரை பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு நல்லா உதிரியாக வந்துடும் நீங்கள் வந்து முருங்கைக்கீரையில் இருக்க தண்ணி வந்து நல்லா புளியாமல் போட்டிங்கன்னா அதில் வந்து அப்படியே ஒன்றோட ஒன்று அப்படியே ஒட்டி ஒட்டின மாதிரி இருக்கும் ஆனால் நல்லா தண்ணியெல்லாம் புளிஞ்சிட்டு போட்டிங்கன்னா இது மாதிரி நல்லா உதிரியாக வந்துடும் உங்களுக்கு இப்போ வந்து வேர்க்கடலை போட்ட முருங்கைக்கீரை பொடியெல்லாம் வந்து ரெடி ஆயிடுச்சு எப்படி இருக்குன்னு Mm-hmm. ம் ஹவுஸ் அங்கே இருக்கு அதான் அந்த பிளாக்கு போகலாம் போகலாம் ஆமாம் ஆமாம் ஸோ இந்த மாஸ்க் தான் நான் வாங்கினது லசாடாவில் வாங்கினேன்னு சொன்னேன் பார்த்தீங்களா இங்கே வந்து ப்ரீத் பண்ண முடியும் மேலத்துக்கு மேலத்துக்கு மேலத்துக்கு ஆ இங்கே வந்து ப்ரீத் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க இது நல்லா இருக்குது கிளாத்து டச் பண்ணக்கூடாது ஓகே இப்போ உள்ளே போயிட்டு குளிச்சுட்டு அப்புறம் சாப்பிட போகிறோம் நாங்கள் செவன் பாருங்கள் வீட்டுக்கு வந்த அப்புறம் குளிச்சுட்டு ஃபோன் எடுத்துட்டார் ஃபோனை பார்த்தீங்கன்னா இவர்கிட்டருந்து மறைச்சி மறைச்சி வைக்கிறோம் ஆனாலும் அப்படின்னா தேடி கண்டுபிடிச்சிடலாம் ஃபோன் பார்த்துட்டு இருக்காரு இப்போ சாப்பிட்ணும் அப்புறம் ரோகனிக்கு பாருங்கள் கிளாஸ் நடந்துகிட்ருக்கு ஆன்லைன் கிளாஸு அவங்களாம் வந்து பிஸியாக இருக்காங்க ஹஸ்பண்ட் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் பார்த்துட்ருக்காங்க இப்போ வந்து சாப்பிட ஆரம்பிச்சிடலாம் தவன் சாப்பிட்லாமா இப்போ வந்து சாப்பாடு வந்து போட்டு கொடுத்துடலாம் மீன் பார்த்தீங்கன்னா ஒரு பீஸ் தான் இருக்குன்னு சொல்லலாம் ஸோ அதை வச்சிடலாம் ஹஸ்பண்ட்டு சூப்பராக இருக்குது திக்காக மீன் குழம்பு அதுக்கு முன்னாடியே வந்து மீன் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு சொல்லி போட்டிருக்கேன் வீடியோ பாருங்க அப்புறம் முருங்கைக்கீரை வச்சுருந்தேன் அப்புறம் மாம்பழம் அவ்வளோதான் எங்களோட லஞ்ச் பார்த்தீங்கன்னா இதுதான் இன்றைக்கி நான் சாப்பிட்டு அப்புறம் என்ன பண்ணுறது காட்டுறேன் அப்புறம் பூங்க எழுந்து சாப்பிட்றதுக்கு வந்து நான் ஃப்ரூட்ஸ் வந்து வச்சுருக்கேன் இந்த ஃப்ரூட் பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த ஃப்ளாட் பீச் இது ரொம்ப சூப்பராக இருக்குது ஒரு பேக்கில் வந்து ஒரு பேக்கில் பார்த்தீங்கன்னா அஞ்சோ ஆறு பீஸ் இருந்தது நாங்கள் வந்து சாப்பிட்டோம் பார்க்க எவ்வளோ ஃப்ளாட்டாக இருக்குது ஆனால் செம்ம ஜூஸியாக இருக்குது சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கு ஸ்வீட்டாகவும் இருக்குது ட்ரை பண்ணலன்னா ட்ரை பண்ணுங்கள் யாராவது இந்த பீச் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப நல்லா இருக்குது இதை எடுத்து நான் வெளியே வச்சிடுறேன் ஃப்ரிட்ஜில் வந்து சில்னஸ் போட்டோம் அப்புறம் பவன் எழுந்த எழுந்தப்புறம் சாப்பிட்றதுக்கு கொடுத்துக்கலாம் ரோகிணி வந்து ஸ்கூலில் வந்து சிசிஐயில் வந்து மிலிட்ரி பேண்டில் இருக்காங்க ட்ரம்போன் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் பேர் இது வந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க வாசிச்சு காட்டு ஸ்கூலில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ சிசிஐலாம் கிடையாது அதனால் இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து எல்லாருக்கும் வீட்டுக்கு கொடுத்து அனு அனுப்பிடுறாங்க இங்கே பாருங்கள் இவ்வளோ பெரிய இன்ஸ்ட்ருமெண்ட் தூக்கிட்டு அவங்க வந்து ஸ்கூலில் வந்து கஷ்டப்பட்டு எடுத்துட்டு வந்தாங்க இதை வீட்டில் வச்சு ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க விலாக வந்து இதோட முடிச்சுக்கிறேன்னா உங்களை வந்து அடுத்த வீடியோவில் பார்க்குறேன் ஸோ பாய் பை பை சொல்லுங்க பாய் பாய் சீ லேட்டர் சொல்லுங்கள் அங்கே சொல்லுங்கள்